எந்த நன்பியே நன்பியே என்னை தீரக்கும் நன்பியே எந்த நன்பியே எந்தன் முகம் காட்டும் புன்னகைகள் தீட்டும் மனதின் கண்ணாடி நீயே என்னை என்னை போலே ஏற்று கொண்டதாலே எதிரொலியாகிடுவாயே கண்டதை பாடவும் கண்மூடியாடவும் என் துணையா நன்பியே என்னை தீரக்கும் அன்பியே எந்த நன்பியே நன்பியே என்னை இழுக்கும் ஏண்டா எப்ப பார்த்தாலும் இந்த பொம்மையை தூக்கிட்டே சுத்திட்டு இருக்க இட்ஸ் மை நியூ ஃப்ரெண்ட் மா நியூ ஃப்ரெண்டா மனம் பார்க்க சொல்வதெல்லாம் கேட்க கிடைத்த ஒரு உயிர் துணை நீயே என் சீரிப்பில் பாதி என் துயரில் பாதி பகிர்ந்து நீ அருந்துகிறாயே துடைப்பாய் மனதில் நினைத்து ஒரு சொல் சொல்லும் போதே தொடங்கும் எதையும் நீ மூட